so welcome back to channel தமிழகத்தில் படிக்கக்கூடிய பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து அப்படின்றத பற்றி தான் ப்ரூஃபோட இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முடிவு வரையும் அப்டேட் வரையும் ஸ்கிப் பண்ண பாருங்க இருபத்திலிருந்து தமிழகத்தில் படிக்கக்கூடிய பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது தேர்வு நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு நியூஸ் வருது பட் சுச்சுவேஷன் பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது இல்லை பெற்றோர்கள் கருத்து கணிப்பு நம்ம பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய பேர் கேட்டுருக்கீங்க இப்போ பொறுத்தேர்வு நடக்குமா நடக்காதா நடக்க மாட்டாங்களா உங்களோட ஒப்பீனியன் கேட்டிருந்தீங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக நடத்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நடத்தவும் முடியாது காரணம் என்னென்னா ஏழு மாநிலங்களில் பொறுத்துறதுக்கும் இல்லை ஏழு மாநிலங்கள் என்னென்னன்றதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த டிஸ்பிளேல வரும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஏழு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பொறுத்து ரத்து பண்ணலாம் நமக்கும் ரத்து பண்ண ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ப்ரோ மண்டல மாநிலங்கள் ரத்து பண்ணணும் நம்ம ரத்து பண்ணணும் என்ன ஒரு கிடையாது அப்படின்னு கேட்கலாம் ஸோ நம்ம மாநிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்து பாஸ் ஆகி எழுதி மார்க் பண்ணணும் பட்சத்தில் அங்கே ஆள் பர்சன்ட் போகும்போது ஒரே காலேஜில் ரெண்டு பேர் போய் சேரும்போது மிகப்பெரிய இஷ்யூஸ் ஏற்படும் ஸோ மன்னாருக்கு சீட்டு கிடைக்கும் அவங்களுக்கு சீட் கிடைக்க போயிடும் ரெண்டாவது ஆள் பாஸ் பண்ணணும்னு ஒரே காலேஜ் எழுதி மார்க் மார்க் எடுக்கணும்னு ஒரே காலேஜ் ஸோ மிகப்பெரிய ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி மற்ற மாநிலங்கள் சார்பாக நீங்களும் வந்து ஆல் பாஸ் பண்ணிவிடுங்க மார்க் கொடுக்கும் முறை வந்து யோசிச்சு வெளியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி e ரத்து பண்ணிட்டாங்க ஸோ நீங்களும் விரைவில் அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பொது ரத்து பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு ஆலோசனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா மணிக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கெலாம் அறிவிச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் சொல்லுவோம் புதுசாக